ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மிடில் கிளாஸ் நபர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சேலரியிலிருந்து எவ்வளோ சேமித்து வைக்கணும் என அநேக அட்வைஸ்களை பொருளாதார நிபுணனான ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் பணத்தை சேமிப்பதற்காக கொடுத்த நேர்காணலில் வீடியோக்கள் அநேகம் மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு பொருளாதாரம் குறித்த அறிவுரைகளை அள்ளி வழங்கி வந்தவர் தான் நம்ம ஆனந்த் சீனிவாசன் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து அலசினாலும் ஏழை மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு பொருளாதார அட்வைஸ்களை அள்ளி அள்ளி கொடுத்து இணையதளத்தில் மிடில் கிளாஸ் இளைஞர்களை கவர்ந்தவர் ஆனந்த் சீனிவாசன் இந்த நிலையில் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் இல்லைன்னா வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்காதீங்கயா அப்படின்னு ஆனந்த் சீனிவாசன் சில நாட்களுக்கு முன்னாடி அவர் அளித்த பேட்டியில் கூறியிருந்தார் அந்த அட்வைஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி உணர்ந்ததால வழக்கம் போல தங்கள் ஆயுதங்களான மீம்ஸ தற்போது கையில் எடுத்துள்ளனர் நெட்டிசன்கள் கடந்த சில நாட்களாக பிறந்த குழந்தை தொடங்கி சினிமா கதாபாத்திரங்கள் வரை பாரபட்சமே இல்லாமல் ஆனந்த் சீனிவாசனின் பொருளாதார கருத்துக்கள் குறித்து இணையதளத்தில் வச்சு செய்து கொண்டிருக்கின்றனர் நம்ம நெட்டிசன்கள் இப்படி காசு போட்டு கலர் வாங்கி குடிக்கிறதுக்கு போற வர நாலு பேர்கிட்ட வாங்கி மடக்கு மடக்குன்னு வாங்கி குடிச்சா அந்த காசையும் சேர்த்து வைக்கலாம்ல என வடிவேல் பாணியில் ஆரம்பித்து ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் குடிக்கிற இன்னிலிருந்து ஒரு நாளைக்கு அரை லிட்டர் பால் மட்டும் குடி மீதி அரை லிட்டரை சேவ் பண்ணிட்டே வா இப்படி செஞ்சால் ஒரு வருஷத்தில் உன் சேவிங்கில் நூற்றி எண்பத்தி மூணு லிட்டர் பால் வந்துடும் அப்படியே உனக்கு ஊட்டச்சத்து குறைபாடும் வந்துடும் அப்படி வரும்போது பயப்பட தேவையில்லை அந்த நூற்றி எண்பத்தி மூணு லிட்டர் பாலை வச்சு உன் காரியத்துக்கு பால் செலவே இல்லாமல் ஈஸியாக உன்னை குழியில் போட்டு புதைச்சிடலாம்னு குழந்தைக்கு ஆனந்த் சீனிவாசன் சொல்லும் அட்வைஸ் போல தொடர்கிறது இந்த மீம்ஸ் கண்டென்ட்டுகள் இதையெல்லாம் விட சூரரை போற்று படத்தில் விமானத்துக்காக விமான நிலையத்தில் சூர்யா அழும் அந்த சென்டிமெண்ட் காட்சிகளையே மீம்ஸ் கண்டனாக உருவாக்கி அசத்தியிருக்கிறார்கள் நம்ம நெட்டிசன்கள் உன்னோட சேலரியில் இருபது பர்சன்டேஜ் சேவிங்கில் வச்சுருந்தீங்கன்னா இந்நேரம் உங்ககிட்ட ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசு இருந்திருக்கும் என்று சூர்யா கிட்ட ஆனந்த் சீனிவாசன் சொல்லுற அறிவுரை வேற லெவலுங்க எது எப்படியோ இந்த மீம்ஸ் கண்டன்கள் ஆனந்த் சீனிவாசனை கலைப்பதற்காகவே இருந்தாலும் மற்றொரு புறம் அவர் தரும் பொருளாதார அறிவுரைகள் அனைவரிடமும் போய் சேர்ந்தால் போதும் இந்த மாதிரி டெய்லி ட்ரெண்டிங் நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட இணைஞ்சிருங்க தேங்க்யூ